அனைவருக்கும் வணக்கம் பல பேர் இன்னைக்கு தவறாக புரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எதிர்காலத்தை பற்றி திங்க் பண்ணாதான்னு சொல்லி சொல்றாங்க ப்ரெசன்ட்லேயே இருன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ நான் பிரசன்ட்லயே இருந்தேன்னா எதிர்காலம் எப்படி அமையும் எதிர்காலத்தை பற்றி ஒரு பிளான் பண்ணாதானே இங்கே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்போ எதிர்காலத்தை பற்றி திங்க் பண்ணுறதே தவறா அப்படின்ற மாதிரிலாம் பல பேரோட கேள்வி இருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா யாரும் எதிர்காலத்தை பற்றி திங்க் பண்ணாதீங்கன்னு சொல்லவே இல்லை எதிர்காலத்திலே இருந்துடாதீங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க அப்போது எதிர்காலம் என்பது எப்போ அமையுது அப்படின்னா இந்த ப்ரெசண்ட்டான மூமெண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஆக்ட் பண்ணும்போது அந்த எதிர்காலம் சிறப்பாக அமையுதுன்னு சொல்லி தான் சொல்லி சொல்கிறாங்க எப்படி அப்படின்னா சில எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும் இப்போ ஒரு வெக்கேஷனுக்கு வந்து ஏதோ ஒரு குளிர் பிரதேசத்துக்கும் ஏதோ போகிறோன்னு வச்சுப்போம் இப்போ நீங்கள் அப்படி போகும்போது அது ஃபியூச்சர் தான் இப்போ நீங்கள் அங்கே ஒரு குளிர் பிரதேசத்துக்கு ஒரு இடம் போகிறீங்க வெக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா அது ஒரு ஃபியூச்சர் பட் அந்த ஃபியூச்சருக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக எடுத்து வைக்கணும் இப்போ நாளைக்கு டிக்கெட் போட்டிருக்கிறீங்க நாளைக்கு போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி அங்கே குளிர் பிரதேசத்துக்கு தேவையான அந்த கோட் சூட்டாக இருக்கட்டும் அந்த பெட்ஷீட்டாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் எங்கேயா கேம்ப் போட்டு தங்க போகிறீங்கன்னா அதுக்கு தேவையான சில விஷயங்களாக இருக்கட்டும் இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக ஆக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு சிறப்பாக அமையும் அந்த ஃப்யூச்சர் அப்படி இல்லைன்னா அங்கே போய் அந்த குளிர் தாங்க முடியாமல் எரிச்சலா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏற்படும் அப்போது ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த ஃப்யூச்சர் சிறப்பாக அமையணும் அப்படின்னா அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நீங்கள் கரெக்ட் பண்ணணும் ஸோ அதே மாதிரி ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கும்போது தான் உங்களோட சரியான முடிவுகளை எடுக்க முடியும் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கும்போது தான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் ஏன் இப்போ நீங்கள் எதை பற்றியாவது திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அங்கே போகணுமே இங்கே போகணுமே அதை பண்ண முடியுமா இதை பண்ண முடியுமான்னு திங்க் பண்ணும்போது இந்த வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு விட்டுருவீங்க இப்போ நீங்கள் வெக்கேஷன் போகும்போது பெட்ஷீட் எடுத்து வைக்கணும் அந்த கேம்ப்பு போடுறதுக்கு அந்த படுதை எடுத்து வைக்கணும் அந்த விஷயம் எடுத்து வைக்கணும் இந்த விஷயம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எதையாவது பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த செயல் கரெக்டாக நடக்காது அப்போ இந்த செயல் கரெக்டாக நடக்கலன்னா உங்களுக்கு பிரச்சனையே தான் கொடுக்கும் போகிற இடத்துல உங்களால் எப்படி அங்கே போய் தங்க முடியும் அங்கே போயிட்டு உங்களுக்கு குளிர் எடுக்கும் அந்த இடத்துல ஒரு இரிட்டேட்டிங்கான சில விஷயங்கள்லாம் அப்புறம் ஏற்படும் இரிட்டேட்டிங்காக மைண்ட் ஆகிடும் ஸோ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை நீங்கள் கரெக்டாக ஆக்ட் பண்ணும்போது தான் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போது நீங்கள் இந்த மாதிரி வெக்கேஷன் போகும்போது இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்லேருந்து இருந்து ஆக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபியூச்சர் சிறப்பாக அமையுது அப்போ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸும் இப்போ நீங்கள் எக்ஸாம் வந்து ஃபியூச்சரில் தான் வரப்போகுது பட் நீங்கள் இப்பயே அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்லேயே நீங்கள் படித்து படித்து படித்து படித்து படித்து நீங்கள் இருந்தீங்கன்னா தான் அந்த ஃபியூச்சரை வந்து நீங்கள் சிறப்பாக அமைக்க முடியும் அப்போ ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணாத அப்படின்னு சொன்னதுக்கான காரணமே அதுலேயே ஐயோ என்ன நடந்துருமோ ஐயோ என்ன நடந்துருமோ ஐயோ என்ன நடந்துருமோ எக்ஸாம் நம்ம கரெக்டாக எழுதிடுவோமா அங்கே போகிறோமே டிக்கெட் கரெக்டாக ஃப்ளைட்டில் நம்ம கரெக்டாக போக முடியுமா கரெக்டாக அந்த பஸ்ஸை போய் பிடிச்சிட முடியுமா இப்படின்னு ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணாமல் அதற்கு தேவையான விஷயம் என்னவோ அதை பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ எக்ஸாம் நல்லா எழுதிட முடியுமா அப்படின்னா நீ படித்தா நல்லா எழுத முடியும் அப்போது இந்த ப்ரெசென்ட்டில் நீ அதை நல்லா படிக்கிறது தான் உன்னோட ஆக்ட் ஸோ அப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம் இப்போ பைக்கில் போகும்போது அங்கே ஒரு கம்பமோ இல்லை ஏதோ ஒன்று வந்து அப்படியே சாஞ்சிக்கிட்டே வருது அது மேலே விழுகிறதுக்காக வருது அடுத்து ஒரு இருபது செகண்ட் நீங்கள் கிராஸ் பண்ணீங்க அப்படியே ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா அது உங்கள் மேலே விழுகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்போ என்னன்னா அது ஃப்யூச்சர் தான் உங்கள் மேலே விழுக போகுதுன்றது ஃப்யூச்சரு பட் அது சாஞ்சிட்டு இருக்கு அதாவது இப்போ ப்ரெசென்ட்ல நடந்துட்டு இருக்கு நீங்களும் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறீங்க அதுவும் இதுவும் இப்போ ப்ரெசென்ட்டில் தான் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது மேலே விழுகக்கூடாது அப்படின்னா ஒன்று நீங்கள் ரைட் எடுத்து போகணும் இல்லை வண்டியை பிரேக் போட்டு நிப்பாட்டணும் இல்லை நீங்கள் அந்த அந்த சைடு போய் சுற்றி அந்த ரோடு வழியாக போகணும் ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ரெசென்ட்ல ஆக்ட் பண்ண போகிறது அந்த ஃபியூச்சர் சிறப்பாக அமையணும் உங்கள் மேலே அந்த இது விழுகக்கூடாது அப்படின்னா இந்த ப்ரெசென்ட்டை நீங்கள் கரெக்டாக ஆக்ட் பண்ணுறீங்க இல்லையா ஸோ இதுதான் ப்ரெசென்ட்டில் இருக்கிறது ஆல்ரெடி இப்போ நம்ம வண்டி ஓட்டும் போது கரெக்டாக அந்த ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்துலாம் போகிறோம் இல்லையா ஸோ எந்த வண்டி மேலே இடிச்சிடக்கூடாதுன்றது இதுதான் நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருக்கிறதுக்கான மூமெண்ட்டு ஸோ எதிர்காலத்தை பற்றி திங்க் பண்ணாதன்றது இந்த மாதிரி ஒரு தவறான புரிதலில் நீங்கள் எடுத்துக்காதீங்க எதிர்காலம் சிறப்பாக அமையணும் அப்படின்னா அந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்டை நீங்கள் சிறப்பாக பண்ணிங்கன்னா ப்ரெஸ் ஃப்யூச்சர் சிறப்பாக அமையும் அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கரெக்டாக அமையணும் அப்படின்னா ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கணும் அப்போ அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சிறப்பாக அமையும் அப்போ மிக சிறப்பாக அமையும் போது என்ன ஆகும் அப்படின்னா முடிவுகளே இங்கே பல விஷயங்களை வந்து தீர்மானம் பண்ணுது இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளே பல விஷயங்களே தீர்மானம் பண்ணுது அப்போது கரெக்டான ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக அமைஞ்சது அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் எதுலேயும் போய் நீங்கள் மாட்ட மாட்டீங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது எதிர்காலத்தை பற்றி திங்க் பண்ணுறதுன்றது இதுதான் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்